வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை தவறாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றிங்க பேச போகிறோம் கடந்த சில மாதங்களாக நம்ம வந்து பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் எந்த எண்ணங்களை நம்ம வந்து ஆழமாக சிந்திக்கின்றோமோ எந்த எண்ணங்களை உணர்வு பூர்வமாக சிந்திக்கின்றோமோ அந்த எண்ணங்கள் நம்முடைய ஆள் மனதிற்கு செல்லும் அதுக்கப்புறம் நாம் என்ன நினச்சோமோ அதை கிடைக்க வைக்கிறதுக்கு பிரபஞ்சம் நமக்கு வந்து பரிபூர்ணமாக உதவி செய்யும் ஆனால் நமக்கு வேண்டிய எண்ணங்களை நம்முடைய ஆள் மனதிற்கு எப்படிங்க கொண்டு போகிறது நம்ம வந்து குறிக்கோளை டைரியில் எழுத சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கற்பனை தியானம் பண்ண சொல்லியிருக்கேன் நல்லதையே பேச வேண்டும் நல்லதையே சிந்திக்க வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு டிப்ஸு டெக்னிக்ஸும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் இந்த வீடியோவில் இன்னொரு ஒரு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 பார்த்துருப்பீங்க காரசாரமான விவாதங்கள் பார்த்துருப்பீங்க இது மூலமாகவும் ஏராளமான எதிர்மறை எண்ணங்கள் உங்களோட மனசில் பதிஞ்சிருக்கும் ஏராளமான வெறுப்பு எண்ணங்கள் உங்களோட ஆள் மனதில் பதிஞ்சிருக்கும் இது எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வந்து நமக்கு வேண்டிய எண்ணங்களை நம்முடைய ஆள் மனதிற்கு எப்படிங்க கொண்டு போகிறது செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் அதாவது சுய பிரகடனங்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் உங்களுக்கு வேண்டிய எண்ணங்களை உங்களின் குறிக்கோள்களை உங்களின் லட்சியங்களை உங்களின் ஆசைகளை உங்களோட ஆள் மனதிற்கு கொண்டு செல்வதற்கு சுய பிராடனங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுங்க யூடியூப்பில் நிறைய அஃபர்மேஷன் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க money affirmation morning affirmation health affirmation அப்படின்னு ஏராளமான அஃபர்மேஷன் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே பொதுவான ஒன்றாகும் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வெவ்வேறு தொழில்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எனவே இந்த பொதுமறையான அஃபர்மேஷனை விட உங்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு அஃபர்மேஷன் நீங்கள் உருவாக்கிக்கணுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு சவால்களை எதிர்கொள்கிறீங்க வெவ்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே வேறு வேறு குறிக்கோள்கள் இருக்குது அதனால் உங்களுக்குன்னு பிரத்யேகமான செல்ஃப் அஃபர்மேஷன் ஆடியோ அதாவது பிரத்யேகமான சுய பிரகடனத்தை நீங்கள் உருவாக்கணுங்க உங்களோட குறிக்கோள்கள் ஆசைகள் லட்சியங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி தினமும் காலையில் எழுந்த உடனே கேளுங்க அதுக்கப்புறம் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேளுங்க அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு எதிர்மறையாக தோன்றுகிறதோ அதாவது ஒரு நெகட்டிவாக தோன்றுகின்றதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க சரிங்களா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க உங்களுக்குள்ளே இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை வெளியில் கொண்டு வந்து உங்களோட குறிக்கோள்களை உங்களோட ஆள் மனதிற்கு கொண்டு செல்லும் ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது உங்களோட ஆள் மனதிற்கு சென்றுவிடும் நான் நல்லவன் நான் நல்லதையே செய்வேன் என்னுடைய தொழில் ஜெயிக்கும் இந்த வருடத்திற்குள் நான் ஒரு கோடி சம்பாதிப்பேன் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து அந்த ஆடியோ மூலமாக கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக உங்களோட ஆள் மனதிற்கு செல்லும் ஆள் மனதிற்கு சென்ற பிறகு பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக இருக்கும் அந்த குறிக்கோளை அடைவதற்கு பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பல நல்ல யோசனைகளை சொல்லும் எப்படியாவது அந்த குறிக்கோளை உங்களை அடைய வைக்கச் செய்யும் நிறைய பேர் அவங்களோட குறிக்கோள்கள் லட்சியங்களை எல்லாம் எனக்கு அனுப்பிட்டு நீங்கள் வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க உங்களோட குரலில் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு நான் அந்த செல்ஃப் அஃபர்மேஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க எல்லாருமே இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க மனசில் நம்பிக்கை என்னும் விதையை புதைக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட குறிக்கோள்கள் அவங்களோட ஆள் மனசில் ஆழமாக பதிகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க குறிக்கோளை நோக்கி நகர்வதற்கு பிரபஞ்சம் உதவி செய்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் அந்த விருப்பம் இருந்தால் எனக்கு தகவல் தெரிவிங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களோட குறிக்கோள்கள் உங்களோட ஆசைகள் உங்களோட லட்சியங்கள் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உங்களோட பயங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்லேயோ ஒரு வாய்ஸ் மெசேஜ்லேயோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்களுக்காக பிரத்யேகமாக செல்ஃப் அஃபர்மேஷன் ஆடியோ நான் ரெடி செஞ்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க ஒரு கட்டணத்தை பெற்றுக்கொண்டு இந்த சேவையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் அனுப்புங்க இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் என்னுடைய குறிக்கோள் ஆள் மனதில் பதிகின்றது என்னுடைய குறிக்கோள் ஆள் மனதில் பதிகின்றது ஆங்கிலமாக இருந்தீங்கன்னா my goals reached my subconscious mind my goals reached my subconscious mind அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்களோட மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்களோட ஆள் மனதில் பதியட்டும் உங்களுடைய குறிக்கோள்கள் உங்களுடைய ஆள் மனதில் பதியட்டும் உங்கள் குறிக்கோளை அடைவதற்கு இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் உறுதுணையாக இருக்குங்க நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் உடல் நலத்துடனும் மனநலத்துடனும் உணர்வு நலத்துடனும் செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் மன அமைதியுடனும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிங்க உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களிடம் வந்து சேரும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்